வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் முதல் சர்க்கம் முடிச்சோம் செகண்ட் சர்க்கத்துல வந்து என்ன டாபிக்ஸுங்கிறத மாத்திரம் ஒரு ஐடியா சொல்றேன் அதாவது முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் தேவகியினுடைய கர்ப்ப அந்த இண்டிகேஷன் அதாவது பகவான் வந்து கிருஷ்ணர் ரூபமாக அவதாரம் எடுப்பதற்காக தேவகியினுடைய கர்ப்பத்துல பிரவேசம் ஆயிடுத்துன்னு நம்ம வந்து முந்தின சர்க்கத்துல கடைசி ஸ்லோகத்துல முடிச்சோம் பகவான் நுழைஞ்சார்னு அதன் அந்த இடத்துல வந்து தேவகியினுடைய அந்த லட்சணங்கள் என்ன பகவான் உள்ள இருக்கும் பொழுது அவ எப்படி இருந்தா அவ எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவளை பத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட வர்ணிக்கிறார் தேசிகர் இங்க நம்ம பாகவதம் எடுத்து பார்த்தோம்னா சுகர் வந்து ஒரே ஒரு ஸ்லோகம் அவ்வளவுதான் அதாவது பகவான் வந்து கர்ப்பம் பிரவேசம் பண்ணார் தீர்மானம் பண்ணிட்டார் யோகமாயாவை கூப்பிட்டார் நீ முதல்ல போ அதுக்கப்புறம் அந்த இத வந்து சப்தம கர்ப்பத்தை தூக்கி ரோஹிணி பயத்துல நீ வந்து அவளை சரகேட் மதுரா நீ ஆக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் அதுக்கப்புறம் தேவகியினுடைய கர்ப்ப பிரவேசம் அவ எப்படி இருந்தாங்கிறதுக்கு ஒரே ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கு அவ்வளவுதான் ஆனா இங்க வந்து நமக்கு விவரமா அதை வந்து ரசிக்கிறதுக்கு காவியமோ இல்லையோ அதனால நமக்கு வந்து ரசிக்கிறதுக்காக நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஸ்லோகங்கள் அவளுடைய தௌஹிருத லக்ஷணானி தௌர்ஹிருதம்னாலே ஹிருதய துவயம் ரெண்டு துவே ஹிருதயே எஸ்யாக சா அவ தௌஹிருதா இரண்டு ஹிருதயங்கள் எவளுக்கு இருக்கோ அந்த வயத்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஹிருதயம் தனக்கு ஒரு ஹிருதயம்ங்கிறதுனால பிரெக்னென்ட் உமனுக்கு தௌஹிருதான்னு பேரு அதுக்கு உண்டான லட்சணங்கள் என்னென்னவோ அது அது சாதாரண இப்ப வந்து ரகுவம்சத்துல இந்த தௌஹத லட்சணம்னுட்டு ஒரு முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது ஸ்லோகம் இருக்கும் ஆஹ் மூணாவது சர்க்கத்துல ஃபர்ஸ்ட் மூணாவது சர்க்கத்துல ரகுவ கர்ப்பந்தரிச்சப்போ சுதட்சிணாவனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதேப்சிதம் உபஸ்தித் ஓதயம் அப்படின்னு அவளுடைய தௌஹத லட்சணம் அங்க கொடுத்திருப்பாரு ரொம்ப குறைச்சல் தான் இங்க வந்து திவ்ய கர்ப்பம் இல்லையா அது பகவான வந்து அவ கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கணுங்கிறதுனால அதுக்கு ஒரு தனி செக்ஷனே ஒதுக்கிறார் தேசிகர் அதுக்கப்புறம் வந்து சந்தியா வர்ணனை சந்தியா முடிஞ்ச உடனே சந்தியா காலம் முடிஞ்ச உடனே ராத்திரி வர்ணனை சந்திரோதயம் ஏற்படுறது சந்திரோதயம் ஆகும் பொழுது அந்த சமயத்துல கண்ணனுடைய ஜனனம் ஜனனத்தோட முடியறது இந்த சர்க்கம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நந்தகோபன்ட்ட கொண்டு போய் விடுறதெல்லாம் அடுத்த சர்க்கத்துக்கு போயிடுறது ஸோ த்வித்திய சர்க்கத்துல உங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஸ்லோகாஸ் அந்த தேவகியினுடைய வர்ணனை முதல்ல அதுக்கப்புறம் தேர்ட்டி செவன்த்ல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் சந்தியா காலம் நாற்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் இருட்டு அதுக்கப்புறம் ராத்திரி வர்ணனை ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு சந்திரோதயம் சோ அந்த சந்தியா கால வர்ணனையிலேயே அர்க்க சூரியனுடைய வர்ணனையும் வருது இங்க சந்திரனுடைய வர்ணனையும் வருது மகாகாவிய லட்சணங்கள்ல இதெல்லாம் ஒரு இது லட்சணங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு சூரியோதயத்தை வர்ணிக்கணும் சந்திரோதயத்தை வர்ணிக்கணும் ராத்திரி வர்ணனை இதெல்லாம் இருக்கணும்னு இருக்கு அப்புறம் பிள்ளை பிறக்கிறது உதயம் மரணம் இதெல்லாமும் வர்ணிக்கணும் அது போல இங்க வந்து கடைசியில எண்பத்தெட்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் கிருஷ்ண ஜனனம் தொண்ணூத்தி ஏழு ஸ்லோகங்கள் தான் இந்த சர்க்கத்துல இருக்கு சோ முதல்ல ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம் படிங்க பிரியாண்ணா படிக்கிறீங்களா அத ஆகமனாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன दिवौकसां दर्शयता विभूतिं देवी भवौ दौहृदलक्षणेन सो अथ देवी दौहृद லக்ஷணேன தௌர்ஹிருத வரக்கூடாது நான் தப்பா அங்க எழுதியிருந்தேன் தௌஹிருத தான் தௌஹிருத லக்ஷணேன தேவி பபோ சோ தேவி அந்த ஒரு பிரெக்னன்ட் உமன் அதாவது கர்ப்ப பிரவேசத்தினால அத பிறகு சோ கர்ப்ப பிரவேசத்திற்கு பிறகு தேவி தேவகியானவள் அந்த ராணி ராக்னி ஆனா அவங்க பிரிசன்ல இருக்கா இல்லையா காராகிரகத்துல இருக்கக்கூடிய அவள் தௌஹிருத லட்சணேன பபௌ அந்த ரெண்டா ரெண்டாவது ஒரு உயிர் உள்ள இருக்கிறதுனுடைய லட்சணம் என்னவோ அந்த சின்னங்கள் அந்த ஒரு இண்டிகேஷனோட அவ பபௌ பிரகாசித்தாள் இந்த தௌஹிருத லக்ஷணேன பபௌங்கிறத வந்து அந்த லக்ஷணேனங்கிறது எப்பேற்பட்ட சின்னம் அது அதுக்கு வந்து மூணு ரூபகம் இங்க கொடுக்கிற மூணு மெட்டஃபர் ஆனா ஆகமானாம் அனகேன பூம்னா தௌஹிருத லக்ஷணேன சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகமங்கள் வேதங்களினுடைய ஒரு நிறைவு வேதங்களினுடைய நிறைவு எப்படி பிரகாசிக்குமோ நிறைவுனால் ஒருத்தர் எப்படி ஒரு தர்மமானது பிரகாசிக்குமோ அந்த தர்மமானதுனால தர்மத்தினுடைய ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் அந்த செல்வ செழிப்புனால எப்படி பிரகாசிக்குமோ ஓ அதுக்கப்புறம் தேவர்களினுடைய ஒரு விபூதிம் தர்ஷயதா தேவர்களினுடைய ஒரு செழிப்பை காண்பிக்கிறா போல் இருக்கக்கூடிய அந்த தௌரத லட்சணம் சோ தௌரத லட்சணம்ங்கிறத இந்த இடத்துல வந்து அந்த பிரெக்னன்சி சின்னம்னு எடுத்துக்கிறோம் சோ கண்ணனுடைய ஒரு கர்ப்பம் அந்த கர்ப்பமானது எது போல் இருக்குன்னா ஆகமங்களினுடைய ஒரு செழிப்பு போல் இருக்கிறது போல்னு இவங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் ஆகமங்களினுடைய செழிப்பு எனும் ஒரு கர்ப்பத்தினால் தேவி பிரகாசித்தாள் ஏன்னா உள்ள இருக்கிறது கண்ணன் அந்த விஷ்ணு வந்து பரபிரம்மஸ்வரூபம் அது வந்து வேதத்தினுடைய ஒரு என்ன சொல்றது குறைவில்லாத அனகேன அனககான அழகான அல்லது குறைவற்ற குறைவில்லாமல் இருக்கக்கூடிய பூமா பூமான பகுத்துவம்னு அர்த்தம் துவம் இப்போ பகோஹோ பாவகா பகுத்துவம் பகுதா சொல்ற மாதிரி இமனிச் பிரத்தியம் ஒண்ணு போடலாம் எப்படி இப்போ சவுந்தரலஹரியில வந்து மதுரிம துரிணாக பணித்தயகான் இருக்கு மது க்ஷீர திராட்சா மதுரிம துரிணா பணித்தயகான்னு ஒன்பதாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் சரத் ஜோத்னா சுத்தாம்ல வரும் சோ மதுரஸ்ய பாவகா பதினொன்னா இருக்கலாம் பதினஞ்சு சாரி கரெக்ட் ஆஹ் சோ மதுர மதுவனுடைய மதுரத்தினுடைய தன்மை அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து மதுரஸ்ய பாவகா மதுரதா மதுரத்துவம் மாதுரியம் மதுரிமா அப்படின்னு இமனிச் பிரத்யம் போட்டும் வரலாம் அதே போல இங்கேயும் பகோஹோ பாவகா ஏராளத்தன்மை நிறைவு நிறைவனுடைய ஒரு தன்மையானது எது இந்த கர்ப்பம் பகவான் அங்க இருக்கக்கூடியது என்னன்னா ஆகமங்களினுடைய ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவு அப்படிங்கிற மாதிரி இங்க எடுத்துக்கணும் இல்லையா அனகேன அனகேன பூம்னா அப்படிங்கிறச்சு அனகேன ரம்யேனங்கிறார் பூம்னான பகுத்வேன இப்போ இதை எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா வேதங்கள் பகவானுடைய அவதாரமானது ஆகமத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தைத்தியர்களை சம்ஹாரம் பண்றதுக்காக வந்திருக்கார் அந்த அவதாரம் ஆகையினால ஆகமத்துக்கு விரோதமா இருக்கக்கூடியவர்கள் அழிஞ்சுட்டான்னா ஆகமங்கள் வசந்து போயிடுமோ இல்லையோ அது ஏராளமா ஆயிடுமோ இல்லையோ அதனால இங்க பகவானுடைய அவதாரம்ங்கிறது ஆகமங்களினுடைய ஒரு நிறைவு சோ ஆகமானாம் அனகேன பூம்னா தௌஹத லட்சணேன தேவி பபோ சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் என்ன எடுக்கிறார் ஆகமங்களினுடைய ஒரு நிறைவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பத்தினால் தேவி பபோ அவள் பிரகாசித்தாள் பா பிரகாசனம் அங்க பபோ அடுத்தது தர்மத்தினுடைய பூர்ணேன தன ஆகமேன ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணும்னு ஆசையா இருக்கு தர்மம் பண்ணும்னு ஆசையா இருக்கும் பொழுது கையில பைசா இல்லைன்னா எப்படி தர்மத்தினுடைய ஒரு ஏரா த பூர்ணேன தன ஆகமேன சோ ரெண்டு விதமாவும் அங்க போகும் கையில நிறைய பைசா இருந்தாதான் தர்மம் பண்ண முடியும் தர்மம் பண்ணாதான் நமக்கு மேல நிறைய பைசா வர முடியும் வரும் இது ஒரு கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு அல்ல அதாவது பூர்வாச்சாரியர்கள் மேலும் நம்மளுடைய கர்மாக்கள்ல நம்ம பலவிதமான தர்மங்கள் பண்ணோம்னா இது வந்து கையில இருக்கக்கூடிய செல்வத்தை சொல்லல மனசுல இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை சொல்றது கையில அஞ்சு ரூபா இருந்தா கூட அதுல ரெண்டு ரூபாய் வச்சுட்டு மூன்று ரூபாய தானம் பண்றதுங்கிறது இருக்கு பாருங்க அது தர்மம் அப்போ அடுத்தது நமக்கு வரவுல அஞ்சு ரூபா வராது ஐம்பது ரூபா வருமோ என்னமோ அந்த கணக்க வச்சுட்டு தான் சொல்றாரு இங்க சோ தர்மஸ்ய பூர்ணேன தன ஆகமேனங்கும் பொழுது தன லாபம் தர்மத்துக்கு சமிருத்தி தர்மத்தினுடைய ஒரு செழிப்புக்கு காரணம் என்னன்னா பூர்ணமான ஒரு தனத்தினுடைய ஆகமம் பைசாவனுடைய ஒரு வரவு இப்போ இங்க பகவான் அவதாரம்ங்கிறது முதல்ல வேதங்களினுடைய செழிப்பு வேதங்கள் செழிப்புடன் இருந்ததுன்னா தர்மமும் பூர்ணமாக இருக்க போறது தர்மத்தினுடைய சம்ஸ்தாபனம் ஏற்பட்டதுன்னா செல்வம் தானா வந்து நிறைய போறது தாரித்யம் இருக்காது பூமியில செல்வம் தானா வந்து நிறைய போறது இது வந்து எதை காமிக்கிறது அடுத்ததுன்னா செல்வங்கள் நிறைய பூமியில இருக்கும் பொழுது எல்லாருமே தர்மம் பண்ண ஆரம்பிச்சு செல்வம் வந்ததுன்னா உடனே யாகாதிகளை பண்ண போறான் ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு யாகாதிகள் பண்றச்சே தேவகர்களுக்கு சாப்பாடு சோ திவௌகசாம் விபூதிம் தர்சயதா திவம் ஓகஹா ஏஷாந்தே ஸ்வர்க்கத்தை வந்து வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் தேவர்களுக்கு விபூதி அவர்களுக்கு ஒரு செல்வத்தை காண்பிப்பது போல் இருக்கும் தௌஹிருத லட்சணம் பகவான் அவதாரம் எடுத்தாச்சா சரி உடனே வேதம் நிலை பெற்று இருக்கும் வேதத்தினுடைய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னால தர்மம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் தர்மத்தினால செழிப்பு இருக்கும் செழிப்பினால தேவர்களுக்கு யாகங்கள் நடக்கும் ஆகையினால யாகங்கள் நடந்ததுன்னா தேவர்களுக்கு மறுபடியும் போன செல்வம் திரும்பி வரப்போறது எப்படி கோத்துண்டு வர்றாரு பாருங்க சிருங்கலா மாதிரி அதனாலதான் இங்க மாலா ரூபகம் ஆகமங்களினுடைய செழிப்பு தர்மத்துக்கு ஹேத்து தர்மத்தினுடைய ஒரு செழிப்பு உங்களுக்கு தனத்துக்கு ஹேத்து அந்த தனத்தினுடைய ஒரு செழிப்பு தேவர்களுக்கு ஒரு விபூதி செல்வம் அந்த செல்வத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கான் இந்த கர்ப்பம் அதுதான் உங்களுக்கு மாலா ரூபகம்னு பேரு அத ஆகமானாம் அனகேன பூம்னா தர்மசிய பூர்ணேன தனாகமேன திவௌகசாம் விபூதிம் தர்ஷயதா தௌஹத லட்சணேன தேவி பபோ பாகவதத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா காண்பிச்சிருப்பார் ஏன்னா வேதாந்தேஷிகர் வந்து இத பிரிக்கிற விதமே எப்படின்னா பரத்வம் அபரத்துவம்ங்கிறார் அடுத்ததுல வந்து பரக்கிரீடித்தம் அபரக்கிரீடித்தம் இவளோ மானுஷி தேவகிங்கிறவள் ஆனா திவ்ய ரூபமான கர்ப்பத்தை தரிச்சுன்னு இருக்கா சோ ரெண்டு விதமான ஒரு லட்சணங்கள் அவளுக்கு இருக்கா தௌகிருத லட்சணம்ங்கிறது அந்த கர்ப்ப சின்னங்கள் அவள் இடத்துல வந்து திவ்யமான சின்னங்களும் இருக்கு மானுஷி ரூபமான சின்னங்களும் இருக்கு அப்படின்னுட்டு தேசிகர் வர்ணிக்கிறார் ஸ்ரீசுகர் வந்து ஒரே ஸ்லோகத்துல பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பார் எங்க ப்ரொஃபஸருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகம் நான் நிறைய அதை கேட்டிருக்கேன் அதனால அதை எடுத்தேன்னா சா தேவகி சர்வஜகன் நிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே அவ வந்து வெள்ள தெரிஞ்சுட்டா உடனே கம்சன் ஏதாவது பண்ணிட போறானோங்கிறதுக்காக ரொம்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய பிரகாசத்தை வெளியில காண்பிக்காதவாறு அப்படியே குடத்துல இருக்கிற வழக்கு மாதிரி இருந்தானா அது தேவகி அப்படின்னு பாகவதத்துல வர்ணிப்பார் எப்படின்னா சகல ஜெகன் நிவாச நிவாச பூதா உலகமே எங்க போய் அடைக்கலம் அடையுமோ அந்த ஒரு ஆசிரயபூதமான ஒரு வஸ்து இங்க ஆசிரயிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு so she has become the residence for the person who is the residence for the entire world சர்வ ஜெகன் நிவாச நிவாச பூதா ஏஷா நிதராம் ந ரேஜே ரொம்ப பிரகாசிக்கல வெள்ள காண்பிக்க கூடாதுங்கிற மாதிரி ஏன்னா போஜேந்திர கேஹே அக்னிஷிகே வருத்தா ஒரு ஒரு அக்னியை கொண்டு வந்து எப்படி நம்ம இவனுடைய கம்சனுடைய வீட்டுல உக்காத்தி வச்சோம்னா அது எப்படி பிரகாசம் இல்லாத இருக்குமோ ராவணன் கையில மாட்டின அக்னி மாதிரி தாரகாசுரன் கையில இருக்கிற அக்னி மாதிரி எப்படி அது வெளியில பிரகாசிக்காத என்னமோ சமையல் அறையில இருக்கிற மாதிரி இருக்குமோ அது எரிஞ்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இவ இருந்தாலாம் சரஸ்வதி ஞான கலை யதா சதிங்கிற ஞான கலை ஞானத்தோட இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன் ரோக அவனிடத்துல சரஸ்வதி மாட்டின்டா எப்படி இருப்போடோ அந்த மாதிரி இருக்கான் தேவி அழகா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அங்க சோ தேவி பபவ் தௌஹத லக்ஷணேன அதாகமானாம் அனகேன பூம்னா இந்த இடத்துல வந்து அலங்காரம் அத்த ஏகசைவ தௌஹத லக்ஷணஸ்ய பூமாதி ரூபேண ரூபணாத்து மாலா ரூபகம் சோ பூமா பூம்னா தௌகிருத லட்சணேன தனாகமேன தன ஆகமம் செழிப்பு அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர் தானே அந்த சின்னம்மங்கிறது பகவானுடைய அவதாரம் அதுக்கப்புறம் விபூதிம் தர்ஷயதா இந்த த யாரு காண்பிப்பவனோ தே தேவர்களினுடைய ஒரு செல்வத்தை செழிப்பு வரப்போறதுங்கிறத காமிக்கிறார் அப்படிப்பட்ட தௌஹிருத லட்சணம் கர்ப்ப சின்னத்தை தேவி தரிச்சா அதனால இந்த ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மாலா ரூபகம் உங்களுக்கு எல்லா மூணு டிஃப்ரெண்ட் ரூபகங்கள் இங்க வந்திருக்கு அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன ஆஹ் திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹிருத லக்ஷணேன அடுத்தது படிங்க சரியா இருக்கா புரியுறதா இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகே சரி நீங்களே படிச்சு சொல்லுங்க இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் శృంగార వీర అద్భుత చిత్రరూపం గర్భే త్రిలోకైక నిధిం వహంత్యాః పరావ పరావార క్రీడిత కుభ క్రీడిత కర్పూరాణి ద్వేధా అభవన ద్వేధా అభవన్ అభవన్ దౌర్హృద లక్షణాని ஆ தௌஹிருத லக்ஷணானி துவேதா அபவன் இரண்டாக ஆச்சு த்விவிதா ரெண்டு விதமாக ஆச்சு இந்த தௌகிருத லட்சணம்ங்கிறது சொன்னேன் இல்லையா பர அவர கிரீடித்த கர்பூராணி விசித்திரமான ஒரு லட்சணங்கள் சின்னங்கள் அவளுக்கு இருந்தது எப்படி பர அவர பரம்ங்கிறச்சு திவ்யமான ரூபம் அதுவும் ஒரு இந்திரனை வந்து கர்ப்பத்துல இருந்தா ஏதோ ஒரு தேவன் இருந்தா அந்த மாதிரி ஒரு முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல ஒருத்தரை வந்து தரிக்கலையே ப பரம்பொருளான புருஷோத்தமனான விஷ்ணுவன்னா வந்து அவ வயத்துல வச்சுட்டு இருக்கா அதனால அதுக்குண்டான ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் தனி தானே சோ பர கிரீடித்த கர்பூரம் அவர கிரீடித்த கர்பூரம் கர்பூராணிங்கிற செய்ய உங்களுக்கு வந்து விசித்திரம்னு அர்த்தம் பலவிதமான அதே இந்த சித்திரம்ங்கிற விசித்திரம் வேரிகேட்டட் டிஃப்ரெண்ட் விவிதம் அப்படிங்கிறதுக்கு கர்பூரங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் நானா ரூபம் இப்போ முதல்ல ஸ்ருங்கார வீர அத்புத சித்திர ரூபம் திரைலோக்கிய ஏகநிதிம் கர்ப்பே வகந்தியாக தஸ்யாக தேவக்கியாக தேவியாக முந்தின ஸ்லோகத்துல இருந்து தேவி எடுத்துக்கலாம் இங்க வகந்தியாக தேவ்யாக దౌహృద లక్షణాన్ని பர அவர கிரீடித கர்புராணி ఇది துவேதா அபவன் அவளுக்கு வந்து இந்த மூன்று உலகத்திற்கு ஏகநிதியாக இருக்கக்கூடியது இங்கேயே வந்து இது பரரூபத்தை சொல்றது பரத்வம்ங்கிறத சொல்றது இங்க அவரத்வம்ங்கிறத சொல்றது எப்படின்னா மூன்று லோக்கத்துக்கும் ஒரே ட்ரெஷர் ஏக நிதி எதுன்னா மூன்று லோகத்துக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் பரவாசுதேவ ரூபமாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு அதனால பரக்கிரீடிதான் திவ்யமான ஒரு ரூபம் இருக்கு அந்த திவ்யமான ரூபம் கர்ப்பத்துல வந்திருக்கிறதுனால அது ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது அவளிடத்துல இருக்கக்கூடிய மாறுதல்களை காமிக்க போறது ஏன்னா அடுத்தது வந்து பகவான் உலகத்துல அவதாரம் எடுக்க போறாரு பூமியில அவதாரம் எடுக்க போறார் பூமியில இருக்கக்கூடிய பலவிதமான ரசங்களை அவர் காண்பிக்க போறார் சோ ஸ்ருங்கார வீர அத்புத இந்த மாதிரி சித்திர ரூபம் பலவிதமான உருவங்களை காண்பிக்கக்கூடியவராக இருக்க போறார் அவர் அதனால அவர் ரெண்டு ஃபார்மா பகவானே இருக்கும் பொழுது முதல்ல அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடியவர் திரிலோக மூன்று உலகத்திற்கும் ஒரே சோர்ஸ் அப்படின்னா இவர் தேர்ந்துதான் எல்லாமே வந்திருக்கு சத்தபோ தப்பியத பிரஜாயே ஏதி நான் வந்து பகு பலவாறாக நான் இருப்பேன்னு சொல்லி மாயைய கையில எடுத்துண்டு அவர் வந்து உலகமாக ஆனாருங்கிறச்சு he is the single source for the entire world திரிலோக ஏக நிதி அது இவ்வுலகத்துல அவதாரம் எடுக்கும் பொழுது ஸ்ருங்கார வீர அத்புதம் இவ்வுலகத்திற்கு கட்டுண்டு இதில் இருக்கக்கூடிய ரசங்களை அனுபவித்துக் கொண்டு இதுல இருக்க is playing by the rules of the world அதனால அவர கிரீடிதம் அவர லீலா இவ்வுலகத்தை சேர்ந்ததான லீலை அதுல என்னென்னலாம் ரசங்கள் அவர் இது பண்ணிருக்காரு தீபத்தம் தீபத்தம் எல்லாம் ஒன்னும் எடுக்கல அப்படி இல்ல இருக்கும் எல்லாமே இருக்கும் எப்படி ராமாவதாரத்துல வந்து ஒரு ஸ்லோ சிங்காரம் க்ஷிதிநந்தினி விகரணே வீரம் தனுர்பஞ்சனே ஒவ்வொன்னா ஒவ்வொரு ரசமும் எந்தெந்த இடத்துல அவர் காமிச்சார் பயம் மகே பீபத்சம் அந்யான் முகேம்பர் மத்தவர்கள்லாம் வந்து அவரை பார்க்கும் பொழுது ஒரு அருவருப்பா மத்தவாளுக்கு இருக்கு காமிப்பாரே தவிர தன்னை சேர்ந்தவர்கள்ட்ட அவர் வந்து பீபத்சத்தை அவர் காமிக்கல மத்த அசுரர்கள்லாம் இருக்காளே அசுரர்கள் இவரை பாக்குறச்சு சிச்சி இந்த மனுஷர் என்ன இவனுக்கு வந்து அழகே இல்ல பாரு இவனை போய் பார்த்து சீத்த மயங்குறாளே அப்படின்னு அந்த ராட்சசிகள்லாம் பேசுவா நீங்க வந்து சுந்தரகாண்டத்துல பாத்தீங்கன்னா இவனை போய் பார்த்தா நீ மயங்குற இவன் என்ன உலகத்துல இருக்கிற அழகன் ராவணனை பாரு அடுத்தாப்புல அப்படின்னு அவ வந்து உஸ்பேத்தி விடுவான் அந்த அந்த மாதிரி தீபத்சம் அவளுக்கு தீபத்சம் காமிப்பாரு தான் காமிக்க மாட்டாரு சோ ஒவ்வொரு ரசத்தையும் ராமர் எந்தெந்த இடத்துல காமிச்சாருன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது மாதிரி கண்ணனுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கான்னு தெரியல நல்லா இருக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதினா சிங்காரம் வீரம் அத்புதம் இந்த மூன்று ரசங்களினால இந்த மூன்று ரசங்கள் கலந்ததான சித்திர இவைகளினால் சித்திர ரூபம் நானா ரூபம் எடுத்தவரான அந்த ஒரு பரம்பொருள் அவரை கர்ப்பே வகந்தியாக அந்த பரம்பொருளை தன் கர்ப்பத்தில் வகந்தியாக தரித்து கொண்டிருப்பவளான தேவியாக தேவியினுடைய தௌஹிருத லக்ஷணானி துவேதா அபவன் எப்படி ரெண்டாக இருந்தது பர கிரீடிதம் அவர கிரீடிதம் பரங்கும் பொழுது திவ்ய ரூபமான கிரீடனம் என்ன பின்னாடி வந்து ஆஹ் இங்க இவர் மென்ஷன் பண்றார் அத த்விவிதானி அப்படிங்கறச்சு பரக்கிரீடா அவரக்கிரீடாங்கிறச்சு பாருங்க பரபிஷுனானி கிரீடிதானி அதுக்கப்புறம் ஸ்ருங்காராதி பிரச்சுரம் இது தத் தர்ம கிராந்தியா லோகவத் அவரத்வம் உலகத்துல இருக்கிற மாதிரி எப்படி ஒரு பெண்மணி இருப்போளோ அந்த மாதிரி லட்சணங்களும் அவளிடத்தில் இருந்தது எப்படி உலகத்தை மீறின ஒரு லட்சணம் எப்படின்னா சும்மா சாதாரணமா ஒரு பெயிண்டிங் முன்னாடி கேன்வஸ் இருக்கான் அந்த கேன்வஸ பார்த்துட்டு அவ வந்து இப்படி கிறுக்குவோம் மூலியம் அவளுக்கு பொழுதுபோக்கு தேவிக்கு அந்த மாதிரி இல்லைன்னா இப்ப அந்த பிரிசன் வால்ல வந்து எதையாவது வச்சுட்டு இருக்கிறது ஆனா கிறுக்கிறச்சு அவ வந்து சகல உலகங்களையும் அவ வந்து வரைஞ்சாளாம் லிலேக புவனானிங்கிறார் அது எப்படி முடியும் இவன் என்ன எல்லா உலகத்தையும் போய் பார்த்தாளான்னு தேவகி எல்லா உலக அதான் திரைலோக்கிய ஏகநிதிய கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால அவளால இந்த மாதிரி எழுத முடிஞ்சது விளையாட்டாக இருக்கிறது கூட அத்தனை உலக இது வந்து பாகவதத்துல இருக்கா விஷ்ணு புராணத்துல இருக்கான்னு கேட்டு இருக்க முடியாது நம்ம தேசிகரனுடைய மைண்ட்ல அவர் விஷுவலைஸ் பண்ணிருக்காரு அவர் ரசிச்சிருக்காரு இந்த மாதிரி அதனால அது அப்படி வர்ணிக்கிறார் அதுதான் காவியத்தினுடைய ஒரு ரசனை சிருங்கார வீர அத்புத சித்திரரூபம் கர்ப்பே திரிலோக ஏக நிதிம் வகந்தியாக பரக்கிரீடித்தம் அவரக்கிரீடித்தம் இதனால் கர்ப்புராணி பலவிதமாக கர்பூரம்னு சித்திரம் விசித்திரமாக இருக்கக்கூடிய அதாவது மேன்மையான ஒரு விளையாட்டு லீலை திவ்யமான லீலையுடனும் அவர லீலா அத உலகத்தை சார்ந்த ஒரு லீலையினாலும் கர்புராணி பலவாறாக இருக்கக்கூடிய தௌஹத லக்ஷணானி துவேதா அபவன் அவளுடைய அந்த கர்ப்ப சின்னங்கள் இரண்டு வாராக இருந்தது ശൃംഗാര வீராத்புத சித்திரரூபம் கர்ப்பே திருலோகைக நிதிம் பகந்தியாக பராவர கிரீடித கர்புராணி துவேதா அபவன் தௌஹத லக்ஷணானி இந்த சர்க்கத்துல பூரா வந்து உபஜாதி விருத்தம் உபஜாதி விருத்தம்ங்கிறச்சு உங்களுக்கு it's a combination of Upendravajra and இந்திர வஜ்ரா பார்த்தோம்னா இந்த லைன் வந்து உங்களுக்கு இந்திர வஜ்ரா இதுவும் இந்திர வஜ்ரா இது வந்து உபேந்திர வஜ்ரா இது இந்திர வஜ்ரா ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு மீட்டர் உபஜாதி இதுல ஃபுல் சர்க்கத்திலையும் பின்னாடி ரெண்டு மூணு ஸ்லோகம் மாறும் ஓகே அப்படிங்க அசேஷ अ, अशेष வேதைஹி वेदैः अधिगम्य अ, अधिगम्य भूम्ना सिद्धेन सिद्धैश्च निशेष अ, निषेवितेन। निषेवितेन निषेवितेन अमानुषी नूनम् अभूत्यत्ना अ, அயத்னாத் यत्नात्- अयत्नात् अयत्नात् कृष्णेन केनापि रसायनेन சோ இங்க வந்து பரக்கிரீடிதம்ங்கிறது தெரிஞ்சுடுறது ஏன்னா அமானுஷி அபூத்து அவளுக்கு அயத்னேன ஒரு அயத்னாத்து விதவுட் எனி எஃபர்ட் அவ ஒன்னும் பெருசா உன்னை எஃபர்ட் போடணுங்கிறதே இல்லை அதாவது போஷாக்கெல்லாம் சாப்பிட்டு எங்க காராகிரகத்துல இருக்கிறவ அவளுக்கு யாரு வந்து அப்படியே போஷாக்கா சாப்பாடு தர போறாங்க என்ன எவ்வளவு தூரம் அவளை அந்த அந்த குழந்தை பிறக்கணும் எட்டாவது கர்ப்பம் அது வந்து குழந்தைய கொல்லணும் இவ்வளவுதானே அவனுக்கு குறி அதுல பெரிய என்ன வந்து சாப்பாடும் குப்பாடும் இருக்க போறதா என்ன ஒண்ணுமே இருக்காதே அப்போ என்ன அவளுக்கு ரசாயனம் எது ஔஷதி ரூபமாக அங்க இருக்குன்னா கேன கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன ஏதோ ஒரு இந்த காயகல்ப விதிம்போம் அதாவது ரசாயனம்னா ஒரு இந்த ஒரு மிரக்கல் மருந்து மாதிரி அது அந்த மிரக்கல் மருந்து என்னன்னா இந்த காயத்தை நம்ம வந்து எவ்வளவு தூரம் நல்லபடியாக நம்ம வச்சுருக்க முடியும் இந்த சரீரத்தை இது அழிவில்லாமல் அது எப்படி ஹெல்த்தியா நம்ம வச்சுக்க முடியுமோ அதுக்குண்டான ஒரு ஸ்பெஷல் மருந்துக்கு ரசாயனம்னு பேரு இந்த ரசாயனம் என்ன இங்க கிருஷ்ணேன ரசாயனேன அந்த கிருஷ்ணன்ங்கிற ஒரு மருந்து இருக்கு அது வந்து வயத்துல உட்காந்துட்டு இருக்கு இப்போ இவளுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னா கேனாபி ரசாயனம் என்ன விதமான ரசாயனம்னு கேட்டா அதெல்லாம் இன்னதுன்னு சொல்ல முடியாது அம்பால திரிசதியில சொல்றச்சு இத்ரிகிதி அனு அனிர்தேஷ்யாம்பர் திரிசதியில லலிதாக்கு ஈத்ருக்கு இதி அனிர்தேஷ்யா அவளை குறிப்பிட்டு இவ இப்படிதான் நான் சொல்ல முடியாதுங்கிற அந்த மாதிரி இங்க கேனாபிங்கிற வேர்டுக்கு வந்து இத்ரிஷகா கிருஷ்ணகான்னு என்னால குறிப்பிட்டு அவரை வர்ணிக்க முடியாது அப்புறம் அதுக்கு அதனால கேனாபி அனிர்வச்சனீயம்னு அர்த்தம் அச்சின் அது வந்து அபயதீட்சத்தில் சொல்லும் பொழுது அச்சிந்திய பிரபாவேனங்கிற எண்ண முடியாத ஒரு பிரபாவம் அதுக்குதான் கேனாபின்னு அர்த்தம் ரசாயனம்னா ஔஷதி விசேஷம் அது ஒரு ஒரு விதமான ஒரு மருந்து அது அதனுடைய பிரபாவம் அதனுடைய எஃபெக்ட் என்ன மருந்து இப்ப சாப்பிட்டோம்னா நமக்கு தலைவலிக்கிறது சரின்னு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் என்ன we are we are able to clearly say இல்லையா ப்ரெடிக்ட் சரி இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல நமக்கு தலைவலி போக போறது அப்படின்னு நம்ம அதனுடைய எஃபெக்ட் பிரபாவத்தை நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியும் ஆனா இந்த கண்ணன்னுங்கிற ஒரு ஒரு ரசாயனம் இருக்கே அது வந்து ஒரு அதனுடைய பிரபாவம் என்னன்னு நம்ம யோசிக்க கூட முடியாத ஒரு ஒரு ரசாயனமா இருக்கு அந்த கண்ணன்னுங்கிறது அதனால் அந்த ஒரு மருந்துனால இவளுக்கு நூனம் நிச்சயமாக அமானுஷி அபூத் அவ வந்து ஒரு திவ்யமான ஒரு பெண்மையாக தான் பெண்மணியாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறார் தீர்மானமா சோ அசேஷ வேதைகி இப்போ இதெல்லாம் வந்து அந்த கிருஷ்ணன்ங்கிற ஒரு ரசாயனத்துக்கு இப்போ இங்க முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு லைனுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ரெண்டு பாதங்களும் அந்த கிருஷ்ணன்ங்கிற ஒரு ஔஷதி விசேஷத்துக்கு அப்ஜெக்டிவா வரப்போறது அப்போ இது வந்து ரெண்டுத்துக்கும் போக போறது கிருஷ்ணனுக்கும் போக போறது ரசாயனத்துக்கும் உங்களுக்கு வந்து எப்படின்னு பார்க்க போறோம் ஆசேஷ் இது ரசாயனம் அதை விட காட்டிலும் வசத்தியானவர் கிருஷ்ணருங்கிறத சொல்ல போறார் சாதாரண ரசாயனத்துக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கும் ஜென்ரலி அதை வந்து தேடி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மிரக்கல் மெடிசனை நம்ம வந்து தயாரிக்கணும்னா ஆயுர்வேதத்து புஸ்தகத்தை போய் நம்ம தேடுவோம் ஆயுர்வேதம்ங்கிறது ரிக்வேதத்தினுடைய ஒரு அங்கம் வேதாங்கம் அது ரிக்வேதத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடியது ரைட்டா அது ஒண்ணு அடுத்தது என்ன இது வந்து பிரசித்தமான ஒரு விஷயம் ரைட் பத்து பேருக்கு தெரியுமா இருக்கும் எல்லாருக்கும் தெரியுமா ரசாயனம்னா என்னன்னு கேட்டோம்னா அந்த ஆயுர்வேதத்துல அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை படிச்சிருந்தான்னா மனுஷாளுக்கு தெரிய போறது அந்த ஒரு சர்க்கிள்ல அது பிரசித்தமாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் அது அது யூஸ் பண்ற சமயம் வரைக்கும் அது இருக்க போறது அவ்வளவுதான் அது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு நித்தியமா உட்கார்ந்துட்டு இருக்க போறதா இல்ல அப்புறம் சித்தைகி நிஷேவிதம் சித்தன் யாரு வந்து இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காளோ அந்த ஆயுர்வேதத்துல பல பேர் அந்த காயகல்ப சித்தி யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ அவர்கள் முதல்ல அதை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கணும் அவர்களால் சாப்பிடப்பட்டது ஏற்கனவே இந்த கண்ணனை முன்னாடி யாராவது தரிச்சுண்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு பார்த்திருக்கோமோ இல்ல ஒவ்வொன்றும் இப்ப விலட்சணமாக இருக்கக்கூடிய ரசாயனம்ங்கிறதுக்கு இப்ப சொல்ல போறாரு அது ஆயுர்வேதத்துல மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு பிரசித்தியை கொண்டது இங்க என்னன்னா அசேஷ வேத்தியைகி வேதைகி அதிகம்ய பூம்னா இவருடைய பூமா இவருடைய பகுத்துவம் இவருடைய நிறைவுங்கிற அந்த தன்மை கிரேட்னஸ் மகிமாவ நம்ம எங்க புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அசேஷ வேதைகி எல்லா வேதங்களினாலும் அதிகம்ய புரியப்படுகின்ற அதனால் தெரியப்படுகின்ற பிரதிபாத்தியமான சகல வேத பிரதிபாத்தியமான ஒரு மகிமா அவர்கிட்ட இருக்கு கண்ணனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பரம்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எல்லா வேதத்திலையும் இருக்கு particular section of Veda this is ancillary subject to Veda அப்படின்லாம் கிடையாது நமக்கு ஏன்னா ஆயுர்வேதம் அப்படிதானே உங்களுக்கு வேதத்திலேயே பர்சே கிடையாது it is an ancillary subject அதனால தெரியக்கூடிய ரசாயனம் வெறஸ் கண்ணன்ங்கிற ஒரு ரசாயனம் எப்படி இருக்கு அசேஷ வேதைஹி சகலைகி வேதைகி அதிகம்ய பூம்னா அதிகந்தும் யோக்கியம் எஸ் வித்தியதே தாதிருஷ மகிமா படும் ஒரு யோக்கியதை உடையதான ஒரு மகிமை எதனால அறியப்படுகின்றது எல்லா வேதத்தினாலும் யோகதைனா அர்ஹதா நீங்க வந்து இந்த குவாலிபிகேஷன் இட் செல்ஃப் என்னன்னா என் பகவானுடைய மகிமையானது சகல வேத பிரதிபாத்தியத்துவம் அதனுடைய எசன்ஸ் நமக்கு வந்து பாகவதத்துல பார்த்தாதான் தெரியும் இல்லையா அந்த நிகமைகி சகல நிகமைகி நமக்கு தெரியறதுன்னு சொல்றார் அதனுடைய அப்படியே சாரபூதமாக அப்படியே விழருது அந்த பாகவதம் அந்த பாகவதம் என்னன்னு பார்த்தா பாகவத மகாத்மியத்துல நான் தான் பாகவதமே அப்படின்னு தன்னுடைய ஒரு அம்சத்தை அதுக்குள்ள புகுத்தி இருக்கார் சோ எங்க எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க அசேஷ வேதைகி அதிகம்ய பூம்னா கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன கிருஷ்ணேன சித்தேனங்கும் பொழுது அது வந்து வெறும் பிரசித்தம் it is only accessible and it is only known to a certain group of people வேற நமக்கு இங்க வந்து சித்தன நித்திய இருந்துருக்கு இருக்கு எப்பொழுதுமே இருந்துருக்கு எல்லாருள்ளையும் இருக்கக்கூடியவன் நித்திய சித்தனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட சித்தேன கிருஷ்ணேன ரசாயனேன அந்த மாதிரி ஒரு மிரக்கல் மெடிசன் இது சித்தைகி சித்தைஹிங்கிறச்சு தேவயோனி விசேஷைஹிங்கிறார் இந்த இடத்துல அப்பய தீட்சிதர் சித்த புருஷாள்னு எடுத்துக்கலாம் சித்த புருஷாளுங்கிறச்சு தேவர்கள்லயே ஒரு கேட்டகரி சித்தர்கள்னு அப்படின்னா அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் அவர்கள் பூஜிக்கிறான்னா அல்டிமேட்டா ஒவ்வொரு சித்தியும் அடைவதற்கு யார பூஜிக்கணும் இப்ப ஜென்ரலி வந்து தியானம் பண்றச்சு சித்திகளை அடையறதுக்காக தியானம் பண்றாம்பா பரம்பொருள் அடையறதுக்கு உண்டு ஆனா வழியில வந்து எல்லா சித்திகளும் அடைவா அடைஞ்சா கூட எந்த ஒரு பரம்பொருளை பூஜிக்கின்றார்களோ அந்த பரம்பொருள் தான் இங்க கண்ணன் அவன் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் சித்தைகி அத்தனை சித்திகளையும் பெற்றவர்களான யோகிகள் எவனை போய் ஆத்மாராமா ஸ்துமுனையா ஒவ்வொ இதெல்லாம் வந்து தேசிகர் மைண்ட்ல வந்து பாகவதம் இல்லைன்னா எழுதியிருக்க முடியாது இது வந்து விஷ்ணு புராணம் பாகவதம் ஹரிவம்ச இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் வந்து இங்க போட்டிருக்காரு இல்லைன்னா இப்படி பதங்கள் விழாது சித்தைஷ்ட நிஷேவிதேன ஃபர்ஸ்ட் சர்க்கத்தை விட எனக்கு என்னமோ இந்த சர்க்கம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சித்தைஷ்ட நிஷேவிதேன யோகிகளினால் பூஜிக்கப்பட்டவர்னா அவர்கள் ஆத்மாராமாக அஷ்டமா சித்திகளும் அடைந்தவர்கள் அப்படி இருந்த பொழுதிலும் இந்த கண்ணன்ங்கிற உருவத்தை ரசிக்கணும்னு வந்திருக்கா அப்படிப்பட்ட அந்த கண்ணன் அவனால் கண்ணன்ங்கிற ஒரு ரசாயன நூனம் அயத்தநாத் இந்த ரசாயனத்தை தயாரிச்சு தயாரிச்சு எல்லாம் பண்ணணும் வெரஸ் பகவான் ஹீ சோஸ் இவா ரெண்டு பேரும் எனக்கு வந்து அப்பா அம்மாவா இருக்கணும்னு சொல்லி கர்ப்பத்துக்குள்ள பிரவேசம் பண்றான் இல்ல அயத்தினாத்து ஒரு எஃபர்ட்டும் இல்லாத அப்படியே அவ வந்து அமானுஷி நூனம் அபூத்து டெஃபினட்டா அவ வந்து அந்த அயத்னாத்துங்கிறதுக்கு வந்து இங்க லெப்லோபே பஞ்சமின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு யத்னம் அனபேக்ஷிய அப்படின்னு லெப்லோபே பஞ்சமி ஒரு எஃபர்ட்ட ஒரு முயற்சியை எதிர்பாராமலேயே அமானுஷி அபூத்து மனு மனுஷ ஜென்மாவா இல்லாத அவளுக்கு ஒரு திவ்யமான ஜென்மாவா ஆயிடுத்து அவளுடைய அவளுடைய சரீரம் பாக்குறதுக்கு யத்னம் அனபேட்சிய அயத்தனாத்து அப்படிங்கிறோம் அதுக்கு வந்து கௌமுதியில எக்ஸாம்பிள் காசிகால என்ன எக்ஸாம்பிள்னா பஞ்சமியில வரும் உம் பிராசாதாத்து பிரேக்ஷத்தேன்னு இருக்கு ஆஹ் இன்னொன்னு வந்து ஆசான ஆசனாத்து பிரேக்ஷத்தேன்னு இருக்கு ஆச ஆசனத்திலிருந்து பார்க்கிறான் அப்படின்னா ஆசனே உபவிஷ்ய பிரேக்ஷதே அந்த உபவிஷ்யங்கிற லெப்பு போய் உங்களுக்கு பஞ்சமி வருது உம் அதே போல இங்கேயும் அயத்தினாது எத்தனம் எத்தனத்தை எதிர்பார்க்காமல் முயற்சியை எதிர்பார்க்காமலேயே அவ வந்து அமானுஷி அபூத்து ஒரு திவ்யமான ஒரு ரூபத்தை கொண்டவளாக ஆயிடுறான் இதுல வந்து என்ன உங்களுக்கு இதுனா துவனி வத்திரேக துவனி ரசாயனத்தை காட்டிலும் சாதாரண ஒரு காயகல்பாதி மருந்துகளை காட்டிலும் கண்ணன் வந்து வசத்தியான ஒரு மருந்து அப்படின்னா அது வெறும் உங்களுக்கு இந்த சரீரத்துல மனுஷ சரீரத்துல இருக்கக்கூடிய ஜரா வியாதி இவைகளை போக்க ஒரு சாமர்த்தியம் உண்டதா உள்ளதாக தான் இருக்கு அந்த மருந்துங்கிறது ஒரு காய்கல்ப மருந்து தயாரிக்கிறோம் ரசாயனம் தயாரிக்கிறோம்னா அது என்ன பண்றது இந்த மனுஷ சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜரா வியாதி இதை போக்குறது ஆனா கண்ணன்னுங்கிற ரசாயனம் என்ன பண்றது மனுஷத்துவம்ங்கிறதையே போக்கிடுறது மனுஷ சரீரமே இல்லாத அமானுஷத்துவத்தை கொடுத்துடுறதே தேவிக்கு தேவகிக்குங்க அதனால ரசா இப்போ இதுல எப்படி போட்டிருக்காருன்னா கிருஷ்ணே ரசாயனத்துவ ஆரோபாத்து ரூபகம் ரசாயனம் ஆயுர்வேத மாத்திர பிரதிபாத்தியம் ஆயுர்வேதத்தினால மாத்திரம் தெரியறது ஜரா வியாதி மாத்திர அபநாயகம் ச ஜரா வியாதி இத மட்டும் அது போக்குறது விளக்குறது தூ இதன் இதந்தூனாலே கண்ணன் எனும் ஒரு ரசாயனம் இருக்கு அது சர்வவேத பிரதிபாத்தியம் எல்லா வேதத்தினாலையும் அறியப்படுகிறது அது தெரிவிக்கப்படுகிறது மனுஷத்துவசியாபி அபனையே சமர்த்தம் மனுஷ சரீரத்துல இருக்கிறத போக்குறதுக்கு தான் அது வந்து உபயோகம் இது மனுஷ சரீரமே திரும்பி வராதபடிக்கு பண்ணிடுமே அப்புனர்பவம்னா அது ஏன்னா விபதசந்து பதே பதேங்கிறான் ஏன்னா உன்னுடைய தரிசனம் எந்த குந்தியினுடைய ஸ்துதியில பார்த்தோம்னா உன்னுடைய தரிசனம்ங்கிறது எனக்கு மறுபடியும் ஜென்மாவை கொடுக்காது அபுனர்பவம் தரிசனம் அப்படிம்போ மறுபடியும் இன்னொரு ஒரு ஜென்மா ஏற்படாதபடிக்கு இருக்கக்கூடிய தரிசனம் அப்போ அந்த அந்த பகவானையே அவ வந்து கர்ப்பத்துல தரிச்சுட்டான்னா அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஜென்மா இது டெபினட்டா சரமஹா அப்படின்னு ஆயிடும் இல்லையா அசேஷவேதைகி அதிகம்ய பூம்னா சித்தேன இது எல்லாமே வந்து ரசாயனத்துக்கு அட்ஜெக்டிவா என்ன ரசாயனம்னா கிருஷ்ணன் எனும் ரசாயனத்துக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ் சாதாரண மருந்துக்கு அட்ஜெக்டிவ் இல்லை இது அசேஷ வேதைர் அதிகம்ய பூம்னா சித்தேன சித்தைஷ்ட நிஷேவிதேன அமானுஷி நூனமபூத் அயத்னாத் கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன இதோட இதுல வந்து பர கிரீடித்தம் தெரியறது அதாவது தௌஹிருத லட்சணத்திலேயே கர்ப்ப சின்னத்திலேயே உங்களுக்கு வந்து திவ்யமான ஒரு சின்னம் பகவான் வந்து திரிலோக ஏகநிதின்னு சொன்னதுனால ஒரு திவ்யமான சின்னம் எப்படி இருக்குங்கிறத காண்பிச்சார் ஒரு அமானுஷ்யமான தெய்வீ தெய்வீ ரூபமான ஒரு ஒரு மாறுதல் அவளுடைய சரீரத்துல ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து அவர கிரீடித்தம் இதை வந்து ஜஸ்ட் கோடிட்டு காமிச்சுட்டு இதை பத்தி பின்னாடி திருப்பியும் சொல்ல போறார் இந்த பரக்கிரீடித்தம்ங்கிறது அவரு கிரீடித்தம்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முகம் வெளிர்ந்து போகும் அதாவது தெர் இஸ் ஒரு ஒரு பிரகாசம் ஏற்படும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து there will be a clarity in the phase generally இப்ப நம்ம வந்து சயின்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபாலிக் ஆசிட் மருந்தெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த இந்த முகத்துல வந்து பருவ கருவெல்லாம் இல்லாத அப்படியே பளிச்சுன்னு ஆகும் மார் நியூட்ரியன்ஸ் கோ இன் டு த பாடி அந்த மருந்து சாப்பிட்றதுனாலையும் பிளஸ் யூ நேச்சுரலி உங்களுக்கு வந்து ஒரு பசி ஜாஸ்தி ஆகும் அதனால சாப்பிட்றோம் வி ஆல்சோ கேர்ஃபுல்லா சாப்பிடுவோம் அனாவசிய சாப்பாடை சாப்பிட மாட்டோம் இது வந்து ஒரு மனுஷனுக்கு பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணியனுடைய ஒரு லட்சணங்கள் அதனால நல்ல வெளிர்ந்து போகும் அந்த ஒரு ஒயிட்னஸ் ஒரு ஃபேர் அதை வந்து இங்க வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு ஆறு ஸ்லோகத்துல வரப்போறது இந்த வெண்மை எப்படி தேவகிக்கு வந்தது அப்படின்னு சொல்ல போறார் சரியா அது शतह्रद बन्धुरया स्वकान्त्या अ, सञ्चारि जाम्बूनध बिम्बकल्पा थ- थ्नव थ्रव இது திரையந்த त्रय्यन्त ओके त्रय्यन्त सिद्धेन रसायनेन कालेन बेजे कलगौत लक्ष्मीम् உம் பேஜே கல தௌத லக்ஷ்மிம் பேஜே எ- திருப்பியும் தேவி அந்த தேவி எப்படி இருக்கான்னா இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் போர்ட்ரியல் ஃபர்ஸ்ட் வந்து அவ சாதாரணமா அவளுடைய தேகம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணை வரைக்கணும் அப்படியே தகதகான தங்க மாதிரி இருக்காங்கிறோம் அந்த மாதிரி முதல்ல வந்து அவளுடைய ஒரு சுவ காந்தி இயற்கையான ஒரு காந்தி தேவகிக்கு எப்படி இருக்குன்னா அப்படி தங்கம் போல மின்றாளாம் நடக்கும் தங்க பதுமை ஒரு ஒரு தங்கத்துல விக்கிரகம் பண்ணி அந்த விக்கிரகமே நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய இயற்கையான காந்தி இதோட இப்ப வந்து ஒரு கருப்பு காந்தி சேர்ந்துருச்சு காலேன காலம் அந்த இடத்துல காலகாங்கிறதுக்கு உத்தமர் சுவாமி தான் அழகா வந்து அதுக்கு இன்னொரு டிப்பணியில சொல்றாரு பியூட்டிஃபுல்லா காலன்னா கருப்புன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு காலேனங்கிறச்சு காலப்போக்குலங்கிற அர்த்தத்திலையும் டைம்ங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் ஆனா இந்த கருப்புங்கிற ஒரு காந்தி சேர்ந்துருத்தா சேர்ந்த உடனே ரிசல்ட் எப்படி கோல்டு பிளஸ் பிளாக் சேர்ந்தா உங்களுக்கு வந்து சில்வர் வருமோ ஆனா வந்திருக்கான் அதுதான் ஆச்சரியமான ஒரு இங்க வேடிக்கையா இருந்தது அவருடைய ஒரு கண்ணோட்டமே இதுல சதஹ்ரதா பந்துரையா ஸ்வகாந்தியா மின்னல் போல மின்னலனுடைய அழகை கொண்ட ஒரு அழகு அவளுக்கு சதஹ்ரதா பந்துரையா பந்துனா பந்துரம்னா மனோகரம் அழகு அந்த சரத சதஹ்ரதா ஒரு மின்னல் அத ஒரு ஒரு மின்னலுங்கிறது எப்படின்னா நூறு பிழைவுகள் கொண்டது ஒரு மின்னல்னு வந்தாலே வெறும்னு ஒரு லைன் வராது பல குட்டி குட்டி பிளவுகள் இருக்குமோ இல்லையோ அதனால அதுக்கு வந்து சதஹ்ரதான்னு பேரு வித்யுத்துக்கு சோ சதஹ்ரதா பந்துரையா சதஹ்ரதாயாக பந்துரம் பந்துரம் எஸ்யாக சா இல்லைன்னா சதஹ்ரதா இவ பந்துரஹா காந்திஹி எஸ்யாக சா அதுக்கு போறது அந்த காந்திக்கு போறது சோ வித்யுத்த போல மனோகரமாக மனதை கவரக்கூடியதான ஒரு காந்தியை கொண்டவள் அந்த காந்தியினால் ஸ்வகாந்தியா சோ இந்த சதஹ்ரதா பந்துராங்கிறது காந்திக்கு அட்ஜெக்ட் சரியா ஸ்வசியாக காந்திஹி ஸ்வகாந்திஹி அந்த காந்தி எப்படி இருக்கு சதஹ்ரதாயா இவ உம் கர்மதாரயம் போட்டா ஆமா கர்மதாரயம் போட்டா உங்களுக்கு பூம்பத் பாவம் வராது இல்லையா இதுக்கு தானே வரும் பகுவிரீகி கொண்டிதான் வரும் சோ சதஹ்ரதா இவ சதஹ்ரதாயாக பந்துரா அப்படிதான் வரணும் அது ஏதோ ஒண்ணு இருக்குல்ல சதஹ்ரதா பந்துரையாங்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சதஹ்ரதா இவ பந்துரா சதஹ்ரத பந்துரா சதஹ்ரதா பந்துரா அப்படியே வந்துடுறது கரெக்ட் சோ மின்னலை போல் கவரக்கூ மனதை கவரக்கூடியதாக ஸ்வகாந்தியா தன்னுடைய காந்தி அந்த காந்தியினால் இது வந்து அவளுடைய நேச்சுரல் லஸ்டரை சொல்றது அந்த நேச்சுரல் காந்திங்கிறது எப்படி இருக்கு பொலிவுங்கிறது எப்படி இருக்குன்னா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்ப கல்பா ஜாம்பூனத தங்கம் ஜாம் அந்த தங்கத்தினுடைய பிம்பம் ஒரு உருவம் தங்கத்தினாலான ஒரு உருவம் அது நடந்ததுன்னா அது போல் இருக்கக்கூடியவள் கல்பப்பு இங்க பிரத்யம் சாதிருஷ்யார்த்தே கல்ப பிரத்யம் வரும் சோ சஞ்சாரி நடக்கும் ஜாம்பூனத தங்கத்தினாலான பிம்ப ஒரு உருவத்தை போல் இருக்கக்கூடியவளான தேவகி எதனால் ஏன் அவ நடக்கும் தங்க பதுமை போல இருக்கான்னா மின்னல் போல ஒரு அழகை கொண்ட தன்னுடைய காந்தி அந்த காந்தியினால அவ அப்படியே நடக்கிற ஒரு தங்க பிம்பம் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு இப்ப என்னாச்சு திரையந்த சித்தேன ரசாயனேன காலேன கலதௌத்த லக்ஷ்மி பேஜே அந்த உத்தமூர் சுவாமிகளோட இது அப்புறம் வச்சுப்போம் சோ காலேனங்கும் பொழுது காலப்போக்கில் ரைப்பனிங் ஆஃப் டைம் அதாவது ஸ்லோவா ஆஸ் ஹர் இது கர்ப்பம் வந்து அவளுக்கு வந்து ஜாஸ்தி ஆக ஆக அது என்னாச்சுன்னா திரையந்த சித்தேன ரசாயனேன இந்த ரசாயனம் முன்னாடி கிருஷ்ணனுங்கிற ஒரு ரசாயனத்தை சொன்னோமா அந்த மருந்து தினம் மருந்து சாப்பிடுவா இந்த இது போது யூஸ்வலி ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடுறதுங்கிறது உண்டு அந்த மருந்தினுடைய ஒரு பரிமாற்றத்தினால நமக்கு ஸ்கின்ல ஒரு பொலிவு ஏற்படுறது ஒரு கிளாரிட்டி ஏற்படுறது அதனால கலதௌத லக்ஷ்மி கலதௌத ரஜதம் ரஜதத்தினுடைய லக்ஷ்மி அழகு அந்த அழகை பேஜே இவள் அடைந்தாள் சோ தங்க விக்கிரகம் போல் இருக்கக்கூடியவள் நடக்கும் தங்க விக்கிரகம் போல் இருக்கக்கூடியவள் அவள் திரையந்த சித்தேன மூன்று அதாவது உபனிஷத்துக்கு கடைசியில மூன்றுங்கிறச்சு திரையி வேதங்கள் வேதத்தினுடைய அந்தம் உபனிஷத்து உபனிஷத்துல சித்தமாக இருக்கக்கூடியது பிரசித்தமாக இருக்கக்கூடியது அது என்ன ரசாயனம் மருந்து வேதம் முழுக்க படிச்சு வேதத்தினுடைய கடைசியில எது தாத்பரியம்னு சொல்லி நம்ம நிலை பெற்று வைக்கிறோமோ சித்தமாக இதுதான் சித்தாந்தம்னு சொல்லி we are establishing the truth அது என்ன இந்த உலகத்துல பிறந்ததுக்கு துக்கம் துக்கத்தினுடைய தாழாமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த துக்கத்தை போக்குறதுக்கு ஒரு மருந்து வேணும் அந்த மருந்து என்னன்னு வேதத்தினுடைய அந்தமாக இருக்கும் உபனிஷத்துல சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு எது கண்ணன் அந்த கண்ணனால அந்த விஷ்ணுவனால காலேன காலப்போக்கினால் அத வந்து இவ கர்ப்பத்துல தரிச்சுட்டு இருந்ததுனால கலதௌத லக்ஷ்மி கலதௌத ரஜதம் ரஜதம் வெள்ளை வெள்ளி வெள்ளியனுடைய ஒரு அழகை கொண்டவளாக ஆனாள் அது வெண்ணிறமாக ஆச்சு ஒரு ஒரு பாண்டு தாம்பும் ரொம்ப வெளிர்ந்து போகும் எப்படி ஆட்டம் சீசன்ல உங்களுக்கு வந்து இந்த இலைகள்லாம் அப்படியே வெளிர்ந்து போகுமோ அது போல ஒரு ஒரு பேல்னஸ் வரும் உங்களுக்கு கிளாரிட்டி பிளஸ் ஒரு பேல்னஸ் இந்த முகத்துல வரப்போறது அப்படி ஒரு காந்தியை கொண்டவளாக ஆனாள் இத காலேனங்கிறத வந்து நம்ம இவர் உத்தமூரார் வந்து போடுறச்சு அத கால இது கிருஷ்ண வர்ணம்ங்கிறார் காலேன இத்தியசிய கிருஷ்ண வர்ணேன இத்தியர்த்தகா சுவர்ணம் கேனாபி ரஜதம் ஆசீத்து ஏதோ ஒண்ணுத்தினால அது வந்து தங்கமானது வெள்ளியா மாறிடுத்து எப்படி சுவர்ண வர்ணா தங்க கலர்ல இருக்கக்கூடிய தேவகி கிருஷ்ணவர்ண வஸ்து சேதனாத்து கிருஷ்ண க கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ அவ வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கா சேதனாத்துன்னா அதை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கா அந்த காரணத்தினால வர்ணா அபவத்து இதுச்ச ஆச்சரியம்ங்கிற பாக்குற இது இது என்ன எந்த சயின்ஸால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுதான் காவியம் சதகிரதா பந்துரையா ஸ்வகாந்தியா சஞ்சாரி ஜம்பூனத சஞ்சாரி ஜம்பூனத பிம்ப கல்பா திரையந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத்த லக்ஷ்மி இந்த இடத்துல வந்து அலங்காரம் என்னன்னா அதிசயோக்திங்கிறார் அதிசயோக்தி எப்படின்னா கிருஷ்ணனுங்கிறத மென்ஷன் பண்ணல ரசாயனம்னுட்டு வெறும் மருந்து அந்த ஒரு மருந்துனால இவ வந்து அப்படியே த தங்கமாக இருக்கக்கூடியவள் வெள்ளியாக மாறினாள் அப்படின்னு போட்டிருக்கு அந்த ரசாய கிருஷ்ணே ரசாயனத்துவ அத்தியவசாயாத்து அத்தியவசானம்னா நிகிரி அத்தியவசானம் போ அதிசயோக்தியில எது உபமா உபமேயமோ வர்ணிக்க வேண்டிய வஸ்துவோ அந்த வஸ்து இஸ் கம்ப்ளீட்லி கான் உபமேயம் தான் அங்க வந்து இருக்கு உபமானமே கடை உபமானம் தான் இருக்கு உபமேயமே இல்லை அது அதிசயோக்தி உம் இதெல்லாம் விட ஆச்சரியம் தான் வந்து உங்களுக்கு இன்னும் இதுவா இருக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த அத்புத ரசம்ங்கிறது இன்னும் அழகா இருக்குன்னு எனக்கு தோன்றது ஏன்னா அத்புத ரசத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம் உண்டு உம் அகஸ்தியர் வந்து ஒரே கையில வந்து இந்த சாகரத்தையே அவர் வந்து முழுங்கிட்டாருன்னு இருக்கோம் இல்லையோ சுலுக்கி பாவகா அப்போ வந்து அந்த அத்தனை சாகரத்தினுடைய ஒரு சாநித்தியம் அவர் கையில இருந்துதான் எல்லா கல்பத்திலையும் இருந்த அந்த ஒரு ஓஷன் என்னென்னலாம் இது சமுத்திரங்கள் இருந்ததோ அத்தனை சமுத்திரத்தினுடைய சாநித்தியம் அவர் கையில இருந்தது ஆகையினால ஒரே சமயத்துல அவதாரத்தையும் பார்த்தாராம் அவதாரத்தையும் கூர்மா அவதாரத்தையும் பார்த்தாராம் கையில அப்படின்னு ஒரு கவி வர்ணிச்சிருக்காரு அது ஒரு அற்புத ரசம் தானே அந்த மாதிரி இங்க வந்து தங்கமா இருக்கக்கூடியவள் கருப்பா என்னத்தையோ வயத்துக்குள்ள வச்சுட்டாலாம் அது வந்து அப்படியே வெள்ளியா மாறிடுத்தான் அவ அவளுடைய காந்தி அப்படின்னா அது ஒரு அத்புதம் தானே சதஹ்ரதா பந்துரையா ஸ்வகாந்தியா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா திரையந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மி இதோட இருக்கட்டும் அடுத்த வாரம் பார்ப்போம்